C மற்றும் C++ இல் கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இயக்குதல் ஸ்டேட்மெண்ட்களின் தொகுப்பை இயக்குதல் உதாரணங்களின் மூலம் இதை செய்யலாம் சில பொதுவான பிழைகளையும் அவற்றின் தீர்வுகளையும் பார்க்கலாம் இந்த டுடோரியலுக்கு நான் பயன்படுத்துவது Ubuntu 11.10 GCC மற்றும் G++ கம்பைலர் 4.6.1 கண்டிஷன் statements இன் அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம் program இல் statement என்பது program இயக்கத்தின் போக்கை கட்டுப்படுத்துகிறது எந்த கோடு இயக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்க இது உதவுகிறது conditions trueவா falseஆ என பார்க்க முடியும் ஒரே ஒரு statement அல்லது பல statementகளை இயக்க முடியும் if statementsன் இயக்கத்தை புரிந்து கொள்வோம் இங்கே கண்டிஷன் ட்ரூ எனில் ஸ்டேட்மெண்ட் 1 இயக்கப்படும் கண்டிஷன் பால்சே எனில் ஸ்டேட்மெண்ட் 2 இயக்கப்படும் இப்போது else if statement இன் இயக்கத்தை பார்ப்போம் இங்கே கண்டிஷன் 1 ட்ரூ எனில் ஸ்டேட்மெண்ட் 1 இயக்கப்படும் கண்டிஷன் 1 பால்சே எனில் இது மற்றொரு condition ஐ சரிபார்க்கும் அதுதான் கண்டிஷன் 2 கண்டிஷன் 2 ட்ரூ எனில் ஸ்டேட்மெண்ட் 3 இயக்கப்படும் கண்டிஷன் 2 பால்சே எனில் ஸ்டேட்மெண்ட் 2 இயக்கப்படும் இப்போது நம் programக்கு வருவோம் எடிட்டரில் ஏற்கனவே கோடை எழுதியுள்ளேன் அதை திறக்கிறேன் file பெயர் ifstmt.c என்பதை கவனிக்கவும் இந்த programல் இரு எண்களின் கூடுதலை கணக்கிட்டு சில கண்டிஷன்களையும் சரிபார்ப்போம் code ஐ விளக்குகிறேன் இது நம் ஹெடர் ஃபைல் இது நம் மெயின் பங்ஷன் இங்கே ஆ ப் சும் என்ற மூன்று இன்டிஜர் வேரியபிள்களை டிக்ளேர் செய்துள்ளோம் இங்கே யூசர் இன்புட்டுக்காக க்காக கேட்கிறோம் ஆ b க்கான மதிப்பை யூசர் கொடுப்பார் வேரியபிள் ஆ வேரியபிள் b ல் அந்த மதிப்புகள் சேர்க்கப்படும் கன்சோலில் இருந்து டேட்டாவை ஐ scanf எடுக்கிறது பின் இது கொடுத்த வேரியபிளில் முடிவை சேமிக்கிறது scanf ல் format ஸ்பெசிஃபையர் டேட்டா வகையை அறிய உதவுகிறது இங்கே %d உள்ளது இது integer டேட்டா வகையை கையாளுகிறோம் என்பதை குறிக்கிறது இங்கே a, b மதிப்புகளை கூட்டுகிறோம் இதன் தீர்வை sum ல் சேமிப்போம் பின் தீர்வை அச்சிடுவோம் இதுதான் நம் if ஸ்டேட்மெண்ட் இங்கே sum 20 ஐ விட பெரியதா என கண்டிஷனை சரிபார்க்கிறோம் கண்டிஷன் ட்ரூ எனில் sum is greater than 20 என அச்சிடுகிறோம் இந்த வரிகளை கமெண்டில் வைக்கிறோம் இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் சேவை சொடுக்கவும் முதலில் இஃப் statement இயக்கத்தை பார்ப்போம் Ctrl Alt மற்றும் T ஐ ஒருசேர அழுத்தி டெர்மினலை திறக்கவும் கம்பைல் செய்ய எழுதுக GCC space ifstmt.c space hyphen o space if பின் enter செய்க இயக்க டாட் ஸ்லாஷ் இஃப் என எழுதி enter ஐ தட்டுக enter the value of a and b என காட்டுகிறது 10 12 என மதிப்புகளை தருகிறேன் sum of a and b is 22 sum is greater than 20 என வெளியீடு காட்டப்படுகிறது இப்போது ப்ரோக்ராமுக்கு வருவோம் மற்றொரு கண்டிஷனை சரிபார்ப்போம் இங்கிருந்து கமெண்ட் நீக்குவோம் இங்கே கமெண்ட் ஐ இடுகிறேன் சேவ் ஐ சொடுக்கவும் இது நம் else if ஸ்டேட்மெண்ட் இங்கே சம் 10 ஐ விட பெரியதா என மற்றொரு கண்டிஷனை ஐ சரிபார்ப்போம் கண்டிஷன் ட்ரூ எனில் sum is greater than 10 and less than 20 என அச்சிடுவோம் டெர்மினலுக்கு வருவோம் முன்பு போல கம்பைல் செய்து இயக்குவோம் enter the value of a and b என காட்டுகிறது 10 2 என மதிப்புகளை தருகிறேன் sum of a and b is 12 sum is greater than 10 and less than 20 என காட்டுகிறது prompt ஐ துடைக்கிறேன் Programக்கு வருவோம் இங்கேயும் இங்கேயும் கமண்டை நீக்குகிறேன் சேவில் ல் சொடுக்கவும் இரண்டு conditionகளும் false எனில் sum is less than 10 என அச்சிடுவோம் இது நம் else statement இப்போது இயக்கி பார்க்கலாம் டெர்மினலுக்கு வருவோம் முன்பு போல கம்பைல் செய்து இயக்குவோம் Enter the value of a and b என காட்டுகிறது 3, 5 என மதிப்புகள் தருகிறேன் Sum of a and b is 8. Sum is less than 10 என வெளியீட்டை பார்க்கிறோம். இப்போது குறுக்கே வரும் சில பொதுவான பிழைகளை பார்ப்போம். ப்ரோக்ராமுக்கு வருவோம். if statement இன் முடிவில் ஒரு செமிக்கோலனை இட்டால் என்னாகும் நடப்பதை பார்ப்போம் சேவை சொடுக்குவோம் இயக்குவோம் டெர்மினலுக்கு வருவோம் முன்பு போல கம்பைல் செய்வோம் else without a previous if என பிழையை பார்க்கிறோம் ப்ரோக்ராமுக்கு வருவோம் இது ஒரு syntax error if statement ஒரு செமிகோலனுடன் முடியாது if இல்லாமல் else if statement வேலை செய்யாது இந்த பிழையை சரி செய்வோம் இங்கே செமிகோலனை நீக்குவோம் சேவை சொடுக்குவோம் இயக்குவோம் டெர்மினலுக்கு வருவோம் முன்பு போல கம்பைல் செய்து இயக்குவோம் Enter the value of a and b 3 6 என மதிப்புகளை தருகிறேன் Sum of a and b is 9 Sum is less than 10 என வெளியீடு உள்ளது இப்போது இதே புரோகிராமை C++ இல் இயக்குவோம் புரோகிராமுக்கு வருவோம் இங்கே சிலவற்றை மாற்றுகிறேன் Shift Ctrl மற்றும் S ஐ ஒருசேர அழுத்துக cpp extension உடன் file ஐ சேமிப்போம் Save ல் சொடுக்கவும் iostream என header fileஐ மாற்றுவோம் யூசிங் statement ஐ இங்கே சேர்ப்போம் Search for and replace text option ஐ சொடுக்கவும் printf statement ஐ cout statement ஆக மாற்றுவோம் replace all ல் சொடுக்கி பின் close ல் சொடுக்கவும் இங்கே closing brackets ஐ நீக்குவோம் scanf statement ஐ cin statement ஆக மாற்றுவோம் எழுதுக cin pin இரண்டு closing angle brackets C++ ல் வரியை ரீட் செய்ய cin function ஐ பயன்படுத்துகிறோம் Format specifiers ஐ நீக்குவோம் கமா மற்றும் ஆம்பர்சாண்ட் ஐ நீக்குவோம் இங்கே கமாவை நீக்கி இரு closing angle brackets ஐ இடவும் மீண்டும் ஆம்பர்சாண்ட் மற்றும் குளோசிங் brackets ஐ நீக்கி Save ல் சொடுக்கவும் இங்கே குளோசிங் பிராக்கெட் மற்றும் காமா ஐ நீக்கவும் இப்போது ஸ்லாஷ் n மற்றும் பார்மேட் specifier ஐ நீக்கவும் இரு ஓப்பனிங் பிராக்கெட்ஸ் ஐ இடுவோம் மீண்டும் இரு ஓப்பனிங் பிராக்கெட்ஸ் ஐ இட்டு டபுள் கோட்ஸினுள் ஸ்லாஷ் n ஐ இடவும் இங்கேயும் க்ளோசிங் bracket ஐ நீக்குவோம் மீண்டும் இங்கேயும் இங்கேயும் க்ளோசிங் bracket ஐ நீக்குவோம் சேவ் ஐ சொடுக்கவும் இயக்குவோம் டெர்மினலுக்கு வருவோம் prompt ஐ துடைக்கிறேன் கம்பைல் செய்ய எழுதுக g ஸ்பேஸ் ifstmtசிபிபி ஸ்பேஸ் ஹைபன் o ஸ்பேஸ் ஐஎஃப்1 ஃபைல் ifstmtசி இன் அவுட்புட் பாராமீட்டர் ஐ ஓவர்விரைட் செய்யாமல் இருக்க இங்கே ஐஎஃப்1 என்போம் Enter ஐ தட்டுக இங்கே if1 என எழுதி Enter ஐ தட்டுக Enter the value of a and b 20, 10 என மதிப்புகளை கொடுக்கிறேன்.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 டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேலும் விவரங்களுக்கு spoken tutorial dot org slash நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ தமிழாக்கம் பிரியா நன்றி